சோகல இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னு வந்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ் அதுக்கப்புறம் பெல் பட்டன் ஒன்று வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்களை நோட்டிஃபிகேஷன் பண்ணி எனக்கு வெளியே வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ இந்த மேட்ச்சில் தரமா கில்லே தரமாட்டிக்காங்க கைஸ் என்னன்னு தெரியல இன்றைக்கி பூரா எனக்கு ராசி நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் ராசி பலன்கள் பூராவே கில்லு ஃபுல்லாக தரவே மாட்டேங்க எந்த பேச்சு போனாலும் கில்லே கிடைக்க மாட்டேங்குது என்னன்னு பாருங்க கேசிக்கு பாருங்க சரி ரைட்டுக்கு போகும் மொதல் பேச்சு அப்படி தான் நல்லா தான் போகும் சரி ரைட்டு மொதல் ரவுண்ட் நல்லா தான்டா போகுது அப்படி கில்லு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் கில்லே கிடைக்க மாட்டேங்குது இப்படி வேற லெவலில் அழைச்சிட்டு ஆடா அப்படி சொல்லிட்டு மொதல் ரவுண்டில் ஒருத்தனை அடிச்சு விட்டாச்சு கேஸ் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க மாதிரி அதுக்குள்ளே அவளையே முடிச்சு விட்டாங்க எல்லாத்தையும் மூணு பேரையும் அதுக்குள்ளே அடிச்சு விட்டாங்க இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்காங்க என்னடா நடக்குது இங்கே ஒரு கில்லாது தகடா எல்லாரோட ஜெயிக்க தான் செய்கிறா அட கில்லு தர படிக்கலடா அதுக்கப்புறம் அடுத்து ஓட்டு அடிச்சு விட்டாங்க எப்படி நடக்கிறதுக்கு பிறகு ஓசிங்களை அடிக்கலாமா கைஸ் நானே பொண்ணோ போன்னு ரெண்டு கில்லு மூணு கில்லு தேத்துறேன் அடிச்சு அடிச்சு அதையும் ஓசிங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன நடக்க போதோ போக சாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டோம் இந்த கில்ல எம்டன் எடுத்துருவோம் அழுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டன் எடுத்துட்டேன் எல்லா கில்லும் ஓசிங்களை அடிக்காங்கடா ஓசிங்களை கூட கொஞ்சமாவது வருத்தம் அழுத்தமா இருக்குது அழுதுருவோம் போல இருக்குது நானே இப்படி போத்திங்களே அடிச்சா என்னடா அர்த்தம் சாய் ஒன்று ஓதிங்களடிக்காக என்னடா கில்லே தர மாட்டேங்க அதுக்குள்ளே எல்லாரையும் ஜோலியை முடிச்சு விட்டா வருத்தமாக இருக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு எம்டன் எடுத்துகிட்டு ஓடிக்கொண்டே இருக்கேன் சரி ரைட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க பாருங்க கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்டன் கொடுத்து வேற வேற வேற வேற வேற வேற லெவல் கொடுத்து அது வேற லெவல் ஒருத்தர் அடிச்சாச்சு கைஸ் அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது முன்னாடி மெடிக்கிட்டு போட்டுகிட்டே இருக்கும் ஏன்னா மெடிக்கிட்டு போடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்து விட்டானா வேற என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்ட போட்டுட்டு இருக்கோம் இன்னும் மேலே ஒரு தங்க இருக்கான் ஓகேவா ஸோ இவன்ட்டு அடி வச்சு ஏன் நைன்டி ஃபோர் எடுத்துருவோம் ஓகேவா ஸோ அது ஏன் நைன்டி ஃபோர் எடுத்துட்டு அதை வச்சு வேற லெவல் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு ஃபோர் எடுத்துட்டு அப்படி போட்டு வேற லெவல் அப்படி சொல்லிட்டு ஹெட் ஹெட் போட்டாச்சு கைஸ் அப்படி சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு இந்த கிலோ எடுத்துருவோம் ஏன்னா வேணாம் வேணா வேணா அப்படி சொல்லிட்டு போனது தான் தப்பாக போச்சு அந்த கிளி ஆட்டையே போட்டுருவாங்க என்னடா இது கரீனாக்கார ஆட்டையே போட்டான் போல கிள்ளி ஏறவே மாட்டேன் சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏறிக்கிட்டே வந்தேன் என்னடா ஒரு ஆளைக்கு காடும் ஐயோ சோழியை முடிச்சு விட்டாங்களே சோழியை முடிச்சு விட்டாங்களே நீங்களாம் நல்லாவே இருக்க படிக்கலா நல்லாவே இருக்க படிக்க கில்லு தாங்கடா நல்லா இருக்க படிக்க டே இவன் இருக்க பாருங்க டேவிட் இவன்லாம் பிரேக் பிடிக்காத தண்ணி லைட்டில் அடிப்பட்டு தான் சாப்பிட்றான் பிரேக் நான் சாப்பிட சும்மா விடாதுங்க டேவிட்டான் இவன் வந்து பிரேக் பிடிக்காத தண்ணி இருக்கல அடி பிடிச்சி சாப்பிட்றான் இது சாப்பிட என்னோட சாப்பிட சும்மாவே விடாது என் சாப்பிட யாரையும் சும்மா விட்டதில்லை இவரி சும்மா விட போகிறதில்ல ஒரு கில்லு கூட தரப்படியாக இந்த டீமெட் பேரில் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ் நான் நைட்டு சூசைட் பண்ணிட்டேன்னா இவன் பேர்லாம் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் எவனுமே கில்லே தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட கில்லு தர மாட்டேங்க என்ன கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட அப்பா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க நான் மூச்சு வாங்குது சை அப்படி சொல்லிட்டு என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க அப்படி சொல்லிட்டு ஓடி கொண்டே இருக்கிறோம் என்ன கண்ணு அப்படி பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட் கன் ஓகேவா இவங்க கிண்டு அடிக்கிறதுனே வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கேன் இவங்களாம் வச்சு என்னத்தை நான் கிண்டு அடிக்க போகிறோமோ தெரில ஒரே கடுப்பாக இருக்கிட்டு இன்றைக்கி ஒரு ராசி பழங்கள் சரியில்லை சோச்சைக்காரன் அன்றைக்கே சொன்னான் இன்னைக்கு கில்லே கிடைக்காதுடா நாலாம் தேதி அப்படின்னா சரி ரைட்டு நான் அதை நம்பவே இல்லை சோதையத்தை நம்பவே இல்லை ஆனால் இப்போ தான் நம்புகிறேன் கில்லு கிடைக்காதுங்கிறது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்க அடடா அடடா அடடா அப்படின்னு பிஸ்டலை வச்சு அடிச்சு ஐயோ அவனை அடிக்க முடியாதடா அங்கே பாருங்க ரெண்டு பேரும் வந்தான் சரி ரெண்டு ரெண்டு பேரையும் ஓடி வந்து அடிக்கலான்னு பார்த்தேன் ரெண்டு பேரையும் அடிச்சு விட்டாங்க என்ன செய்யுது சரி மிச்சம் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களாவது கில்லு தாங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் அவங்களே அடிச்சுடுவானுங்க என்னடா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது இறக்க காட்டுக்கடா டீம்மேட் மேலே அவன் கில்லு அடிக்கிறீங்க மேலே அந்த மேலே ஒரு பட்டன் இருக்கே அதை தொட்டு பார்ப்பேன் அந்த பையன் கில்லு அடிச்சிருக்கானா இல்லையா அவனுக்கு கொஞ்சம் கில்லு கொடுப்போமே இந்த மாதிரி மனசெல்லாம் வரைய மாட்டேங்க ஏன் நானும் அப்படிலாம் இருக்க மாட்டேன் எல்லாருக்கும் வந்துட்டு கில்லு ஷேர் பண்ணி விளையாடுவேன் இவனுக்கு எந்தன்னா இப்படி இருக்காங்களோ சை நசமாக போவேன் என்னுடைய சாபம்லாம் சும்மா விடாது இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க எங்கே பாருங்க இந்த ரெண்டு கிளியும் சும்மா விடுவாங்களா அதையும் அடிச்சு விடுவாங்க வேகமாக போனால் என்னத்தையும் பூரா அங்கே போய் அடிச்சு விட்டாங்க நான் ஓடி வந்ததில் என்னடா இருக்குது ஓடி வந்திருக்கு இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கு அதையும் கிள்ளி அடிச்சு விட்டீங்களடா சரி இன்னும் ஒருத்தர் இருக்கா அப்படியே அது நான் அடிக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகுமும் ஓடிக்கிட்டு இருக்கேன் ம் தர வந்தது ஒருத்தர் கம்பருங்க ஐயோ என் பதட்டமாக இல்லையா எனக்கு இல்லை பூரா எப்படிங்களே எடுத்துருவாங்களே அது எனக்கு பற்றி எடுத்து போச்சு ஐயோ பாருங்க இந்த வாட்டி அவன் அடிச்சு விட்டான் என்ன செய்யுது நம்ம கிள்ளி எடுக்கணும்னு நினைக்கும் போது அவன் அடிச்சு போடுறான் என்ன செய்யுது ஒருத்தர் தலையில் மாட்டினாங்கன்னா அதையும் அடிச்சு விட்டாங்க ஒரே அழுவு அழுவையாக வருதுங்க ஒரு அழுவு அழுவையாக வருது அடிச்சு விட்டாங்க ரைட்டு அற்புதமாக தான் இருக்குது ஜெயிக்கிறதுல பரவாயில்ல அன்னைக்கு கில்லு தாங்கடா அப்புறம் கடைசியில் பார்த்து சிரிப்பாங்க சிரிக்கிற லோல மட்டும் போட்டு சிரிச்சு ரொம்ப அசிக்கமாக இருக்குல்ல இருது இருது சரி ரைட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு க்ரோத் ஆகன்னு எடுத்துகிட்டு நாலாவது ரவுண்டு வந்துட்டோம் அதனால எனக்கு வந்துட்டு அழுமையாக ஆகிறது என்ன செய்யறதுனே தெரில இது யாருன்னே சொல்கிறதே தெரில அதனால் வந்துட்டு வீடியோவை ரெடி பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு க்ரோத் ஆகன்னு எடுத்துகிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் கைஸ் இது வந்துட்டு வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்தாச்சு கைஸ் இந்த பட்சத்தை வந்துட்டு வேற லெவலில் வெறி ஏறிட்டு கைஸ் எலாய் என் கிள்ள பூரா எனக்கு என் கிள்ளி இந்த நாலு பேரையாவது நான் அடி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் என் கிள்ள பூரத்தையும் எடுத்துட்டீங்களடா என் கிள்ள பூரத்தையும் எடுத்துட்டீங்களே இந்த மேட்ச் பாருங்கடா இந்த மேட்ச் ஈ ரஷர் தான் யாருன்னு காமிக்கண்டா டாய் டாய் டாய் டாய் டாய் டாய் அழுத்து

ഉണ്ടാകുന്നു പാത്ത് നമ്മൾ പെണ്ണാ നമ്മൾക്ക് വേലി ഇല്ല ചെറായിട്ട് പോകും ക്രോസ് അടിച്ചിട്ട് അടിച്ചിട്ട് ஓ நினச்சேன் எனக்கு எப்படா கில்லு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அது வந்து கரெக்டாக நடந்து போச்சு நான் தான் நினச்சே இருக்கேன் சரி ரைட்டு இந்த ரெண்டு பயில்வு தான் அடிக்க போகிறானுங்க வேறு என்ன நடக்கும் இவனுங்க தான் அடிக்க போகிறானுங்க என்ன கைஸ் கடுப்பாகுது என்னடா இது கில்லு கொஞ்சமாவது கொடுக்கடா இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்மேட்டுக்கு கொஞ்சமாவது கில்லை கொடுங்கடா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு கில்லே கொடுப்பாங்க கொடுக்காம இருப்பாங்க தெரியுமா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஒரு கில்லே கொடுக்காத ஒரு த தமிழ் மகனின் கவலையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்